哎呦你！哎呦！哎呀你！嗯！哎呦你！你你你你你你！啊！哎呀呦！Lady Gaga. உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு oh, <laughs> மாச கடைசிப்பா பையில பத்து பைசா கிடையாது என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ராஸ்கல் என்ன சின்ன பிரதமா இருக்கு ராஸ்கல் யாருக்கிட்ட வந்து விளையாட்டு காட்டி இருக்க பத்து பைசா கிட்ட போடா ஆஹா நம்ம கிட்ட நம்ம கிட்டே போடுறேன் ஆரம்பிச்சிட வேண்டியதான் dangerous flow even a careful la handle pulla ketla velundiruvan paatha nose mosket pandran ane ketta parula munju moariyum varu munju moariyum panni parula i am speaking no class speaking sit down என் ஃபாதர் வாசிக்க என் மம்மி ஆட நானும் எங்க அண்ணன் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும் அவையா திட்டி வேணுங்க பேசப்படாது இந்த மாதிரி கலர் சட்டை எல்லாம் போடுறதுக்கு உனக்கு தகுதி வேணும்டா கருவாப்பையில Give தேவை உள்ளான்னு தேவையில்லாதான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான் போய் புடுங்க போ என்ன என்ன ஃபீலிங்கு கொஞ்சம் வாயில ஊட்டி விடுங்க பாரு ஐயா ஐயா வாய் ஊறுதானே கொஞ்சம் ஊட்டி விடுங்க பாரு ஐயா ஐயா வாய் ஊறுதானே கொஞ்சம் நாங்கள பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன் கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா டெரரா ஆர்ச்சர் பண்ற rascal oh. 你别笑。哎，呦呦呦！I pull up the idiot up the pull up the ass ass ass ass ass. Ow! അയ്യോ கொஞ்சம் வாயில ஊட்டி விடுங்க பாட்டு ஐயா ஐயா வாய் ஊருதானே கொஞ்சம் ஊட்டி விடுங்க பாட்டு ஐயா ஐயா வாய் ஊருதானே கொஞ்சம் சோழமுத்தா டேய் டேய் சோழமுத்தா போச்சா மிஸ்டர் தம்பி போங்க தம்பி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது ஓடுனது கிடையாது நீ என்னமோ ரெண்டு அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற வெளியே போங்கடா ஐயோ ராஸ்கல்களா